This conference will now this conference will now be recorded. Okay so நீங்கள் ஸ்கேலாவோட பேசிக்ஸ் பார்க்கலாம் ம், ஓகே ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறேன் இந்த டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணது இல்லைன்னா இந்த மாதிரி தான் இது இருக்கும் இது வந்து சென்ட் பிஎம் இது இதில் போயிட்டு மேலே டெர்மினலை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த டெர்மினலில் தான் நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ண போகிறீங்க ஸோ ஸ்பார்க் நீங்கள் உள்ளே போகணுன்னா ஸ்பார்க் ஐஃபோன் ஷெல் இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸ்பார்க்கோட ஆக்சுவல் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு சிஎல்ஐ இன்டர்ஃபேஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து சிஎல்ஐ மூலமாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண முடியும் ஸ்பார்க்கு ஷெல்னா ஸ்கேனாவில் இருக்க ஸ்பார்க்கை அக்சஸ் பண்ணலாம் பை ஸ்பார்க்குன்னு போட்டிங்கன்னா பைத்தானோட ஸ்பார்க் உள்ள போகலாம் ரெண்டு இதில் பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வெர்ஷன் எல்லாமே தெரியும் ஸ்பார்க்கு என்ன வெர்ஷனில் இருக்குது ஸ்கேனா வெர்ஷன் என்ன இருக்குது அப்புறம் என்ன ஜா ஜாவா எந்த வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ டோட்டல் டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் ஸ்பார்க்கோட ஓப்பன் டெர்மோ நீங்கள் இந்த ஸ்பார்க்கோட டெர்மினல்ல ஸ்கேலாவோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் ஸ்பார்க் பத்தி நம்ம பேசிக்ஸ் படிப்போம் ஓகே பைஸ்பார்க் ஐபன் செல்லா இதுக்கு கனெக்ட் பண்ற பைஸ்பார்க் கனெக்ட் பண்ற இல்ல இல்ல அது வந்து பைஸ்பார்க் மட்டும் செலக்ட் பண்ணுங்க சரி ஓகே ஜஸ்ட் இந்த டைப் பண்ண போறோம் அவ்வளோ தினேஷ்ஜி சொல்லுங்க இந்த கிளவுட்ரா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணல நான் ஆக்சுவலி எப்படின்னா ஒரு விஎம் மிஷின்ல வந்து எனக்கு சென்டோஎஸ் போட்டு மற்ற எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நீங்களே கிளவுட் ரெஃபர் பண்ணிட்டீங்களா இல்ல நான் என்ன பண்ணல இல்ல நீங்க பெட்டர் இப்ப கிளவுடா எடுத்துக்கோங்க அந்த ஓஎஸ் நீங்க தனியா வச்சுக்கோங்க ரீசன் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேஷன் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு அந்த டைம்ல வந்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி ஓகே ஓகே டைம் கன்சூமிங் எல்லாமே ரொம்ப முக்கியம் சோ அந்த டைம்ல நீங்க அதுல வந்து ஹேம்பர் ஆகக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா ஓகே ப்ரோ இது அனுப்பிடுங்க நான் பண்ணிடுறேன் ஓகே இதான் ஸ்கேலா வந்து நிக்கும் இந்த சிஎல்ஐயில் இந்த எல்லா ஆக்சஸும் பண்ணலாம் ஸோ ஸ்கேலாவில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது வந்து இம்யூட்டபிள் வாங்க செகண்ட் இம்யூட்டபிள் ஸோ மியூட்டபிள்னா it cannot change sorry it can changes so ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரியபிளில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா அதை மியூட்டபிள் வேரியபிள்னுவாங்க இதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா வேர் வேறுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே இம்யூட்டபிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெனாட் பி சேஞ்ச் இதை சொல்றது வேல்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்னு போட்டு ஏ ஈக்குவல் டு டென் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன் அண்ட் ப்ளஸ் இது டைப் இன்ஃபரன்ஸ் பைத்தானில் இருக்க மாதிரி இதில் வந்து டைப் இன்ஃபரன்ஸ் இருக்குது நீங்கள் எதை டிக்ளேர் பண்ணாலுமே அது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்புங்கிறத டிக்ளேர் பண்ணி இருக்கோம் ஸோ இப்போ வந்து இப்போ வேர் பி ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ அது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறத அதை இன்ஃபர் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும் ஸோ அது நார்மலாக இருக்கிறது அப்ப இந்த வேர்னு டிக்ளேர் பண்ணா மியூட்டபிள் இந்த வேல்யூஸ் வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணா ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு மாத்தணும்னா it will allow you so இப்போ வேல்யூ நீங்கள் மாற்றிட்டு ஏதாவது நீங்கள் ப்ரிண்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது சேஞ்ச் கண்டெயின் தேவைன்னாலும் அதை உங்களால் பண்ண முடியும் ஓகே செகண்ட் ஒன் வந்து value then uh, c equal to sixteen நான் சும்மா ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்றேன் இதுவும் டைப் இன்ஃபரன்ஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இந்த வேரியபிளை டேரெக்டாக எதுவும் சேஞ்சஸ் பண்ணால் அது அலோவ் பண்ணாது அதான் இதுக்கு அதுக்கும் இப்போ முக்கியமான வித்தியாசம் ஏ ஈக்குவல் டு நான் இப்போ டுவெல் நான் மாற்றணும்னு நினைச்சேன்னா ரீஅசைன்மெண்ட் வேல்யூங்கிறது எதாவது த்ரோ பண்ணும் ஏன்னா இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணுறப்ப வெறும் அந்த சாரி அதை ரீமாடிஃபை பண்ணணும் போது இம்யூட்டபிள் வேரியபிளை ஜஸ்ட் வேரியபிள் நேம் கால் பண்ணி வேல்யூ புதுசாக அசைன் பண்ணுறேன் ஸோ இதை அசைன் பண்ணாது ஏன்னா மெமரியை லாக் பண்ணோம் ஸோ இது இன்டெரக்டாக எப்படி சொல்லலாம்னா இது வந்து ஃபிக்ஸ்டு வேரியபிள்னுவாங்க கான்ஸ்டன்ட் வேரியபிள் நார்மல் நீங்கள் படிச்சுற பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட் வாங்க நார்மல் தான் இதுக்கு உங்களுக்கு ஓகே ஸோ இது ரெண்டு தான் இருக்கிற முக்கியமான வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இந்த ரெண்டு வகையில தான் நீங்கள் எந்த ஒரு வேரியபிளுமே டிக்ளேர் பண்ண முடியும் ஏதாவது டவுட் இருக்குங்களா மது ஆ இல்லை இல்லை ப்ரோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபுல்லாமே வந்து இமீடியபிள் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவோம் வேல்னு போட்டு ஏன்னா ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் அசைன் பண்ணும்போது அது வந்து சேஞ்சஸாக இருக்கக்கூடாது அப்படின்றப்ப நீங்கள் அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க ஆப்ரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏன்னா ரன் டைம்ல ஏதாவது வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னு வைங்களேன் உங்களால வந்து அதோட கரெக்டான அவுட்புட் எடுக்க முடியாது ஸோ அதனால ஸ்பார்க்கிங் இருக்கு எல்லா கான்செப்டுமே வேலை பேஸ் பண்ணி தான் போகும் few concept apart from Spark ஆனால் பட் ஸ்கேலாவோட ஒப்பீனியன் தேவைன்ற அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வேறுங்கிற அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் அதாவது டேட்டாவோட சேஞ்சஸ் வேணும் அப்படின்னும் போது இல்லை ஏதாவது ஒரு ஐட்ரேஷன் போகிறப்ப நீங்கள் வேறுங்கிற அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம் ரெண்டு தான் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஸோ இது இப்போதும் டைரெக்டாக நான் வந்து கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடுறேன் கலெக்ஷன்ஸில் நிறைய இருக்கு டப்பல் லிஸ்ட் வேற யாருன்னு இருக்கு set Mm-hmm. ok so for the first double number po so tuple oda use na any idea jiga armadu kind of a dictionary collection ஆ மேப்ல கலெக்ஷன் இருக்கு டிக்ஷனரியில மேப்ல ஒரு கலெக்ஷன் இருக்கு அப்புறம் எதுக்கு இது டப்புள்னா லைக் கீ வேல்யூ பேர் மாதிரி வரும்ல இல்லையே இல்லையே கீ வேல்யூ பேர் வருதுன்னா அது டிக்ஷனரின்னு வாங்க லிஸ்ட்ல வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும் டபுள்ஸ்ல பண்ண முடியாது செட் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூ இல்லாம இருக்கிறதுக்கு வந்து செட் யூஸ் பண்றாங்க ஓகே மேப் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டிக்ஷனரிக்கு பதிலா மேப் யூஸ் பண்றாங்க ஓகே எனக்கு அரே வந்து கிளியரா தெரியல duplicate our our contribution. Okay, is our key value. Tuples வந்து இம்யூட்டபிள் லிஸ்ட் வந்து மியூட்டபிள் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு சொல்லுங்க அப்புறம் ஒன்னொன்னா பேசுவோம் அரே வந்து it's like a collection of elements எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் கரெக்டா ஆ எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஆனா ஒன்னொன்னு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அதான் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றது அதான் ஏன்னா எல்லா என்வரான்மெண்ட்லையும் நீங்கள் போகும்போது பிக் கூட வரும்போது அது எஸ்பெஷலி ஸ்பார்க் டெவலப்மெண்ட்ல கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா ஆப்ரேஷனுமே பண்ணுவீங்க ஸோ அதுக்கு நான் கேட்குறேன் இப்போ சேவ் பண்ணியா indexed elements. சரி ஓகே ஒன்று ஒன்று பார்ப்போம் இப்போ டபுள்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் is immutable and it will allow multiple data types. இது ரெண்டு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஜஸ்ட் ஏதாவது டிக்ளேர் பண்ணுறேன் value of tuple equal to டப்பிளர் எப்படி டிக்ளேர் பண்ணணும் any idea open open bracket கர்ட் பேசிஸ் brackets சாப்பிடுவாங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் தான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் டிக்ளேர் பண்ணுவோம் ம் इससे नॉट मिला okay one comma two comma so இது மாதிரி நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஸோ மல்டிபிள் டேட்டா டைப் இருக்கு one two three four five data five elements நான் உள்ள கொடுத்துருக்கேன் ரெண்டு இன்டீஜர் ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஒரு ஃப்ளோட்டில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட என்வரான்மெண்ட்ல இருந்து அது என்னங்க டைப் இன்ஃபர் பண்ணிட்டு அந்த டேட்டா நமக்கு ரிட்ரீவ் பண்ண காட்டும் ஸோ இன்டிஜர் ரெண்டு ஸ்ட்ரிங் ரெண்டு ஒரு டபுள் நீங்கள் ரிட்டர் பண்ணிக்கன்ற மாதிரி ஓகே ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா டைப்பாக அலோவ் பண்ணோம் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா எப்படி வெளியே ரிட்ரைவ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம ஒன்று என்ன போவோம் டேட்டா வெளியே எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னு தெரியுங்களா இந்த டப்பல்ல இருந்து எனக்கு வந்து last value two point six மட்டும் நான் வெளியிடுவேன் அப்படி இருக்கும் கோலன் மைனஸ் ஒன் டாட்டா வரும் இல்ல ஓ இந்த ப்ராக்கெட் ப்ரோ யூஸ் பண்ணோம்ல லிஸ்ட் யூஸ் பண்ணோம் colon colon okay zero one minus one இது பைத்தன்ல வர்றது இப்படி வர்றது ஸ்லைடிங் கான்செப்ட் எதுவும் ஒர்க் ஆகாது இது ஸ்லைடிங் கான்செப்ட் பைத்தான்ல வர்றது அது இங்க ஒர்க் ஆகாது இது லிஸ்ட்ங்கிறது டபுள் டபுள் வந்து டேட்டா வெளியே எடுக்கிறது எப்படி எடுக்கலாம் தெரியல சொல்லுங்க இல்ல இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே புரியணும் அதனால ஏன்னா ப்ரோக்ராமிங் தான் இப்ப நம்ம பார்த்தோம் சோ அதனால இன்ட்ராக்டிவ்ல எல்லா ஆன்சரும் நம்ம பேசிக்கிட்டே வரணும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அண்டர் ஸ்கோர் பேசிஸ்ல வரும் ஆக்சுவலா டப்புங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மெமரி கண்டெய்னர் தான் சிம்பிளா சொல்லணும்னா சரிங்களா இது இம்யூட்டபிள் எல்லா வகையிலும் நம்ம சொன்னாலும் சரி இது ஒரு மெமரி கண்டெய்னர் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டா இந்த வேல்யூ அப்படியே போயிட்டு டைப்பை பேஸ் பண்ணி அப்படியே மெமரி போய் லாக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வேரியபிள்ல ஸோ எப்போ வேணாலும் இமீடியட்டா நீங்க டேட்டா ரிட்ரை பண்ணி கொண்டு வரலாம் ஸோ இந்த மெமரி கண்டென்ட் வந்து நீங்கள் இப்போ டேட்டா எடுக்கணும்னா one two three four fifth value நீங்கள் எடுக்கணும் ஸோ டைரெக்டாக variable name dot underscore five கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ ரெட்ரை பண்ணி கொண்டு வந்துடலாம் இது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது இதோட பிகினிங் இது ஒன்ல இருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ கிடையாது ஓகே அது பைத்தான்ல வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுல அது அந்த பிளேஸ் ஹோல்டர் கிடையாது one two three four five ஆமா பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் டப்பிள் ரெண்டுமே சேம் சேமா தான் இருக்கும் இண்டெக்ஸிங் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பட் இந்த ஸ்கேனால பாத்தீங்கன்னா டப்பிள் பாத்தீங்கன்னா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அந்த அண்டர்ஸ்கோர் நம்ம கொடுப்போம் சரிங்களா இப்போ நான் புதுசாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் ஏற்கனவே ஏ நான் ஏதோ வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன் ஏ அண்ட் சி டிக்ளேர் பண்ணுறேன் சரி கண்டிப்பாக b equal to the t dot underscore uh, நான் செகண்ட் வேரியபிள் டூங்கிற வேல்யூ நான் வெளியே ஃபேஸ் பண்ணுறேன் ஸோ டூன்ற வேல்யூ நான் டிசைன் அலோகேட் பண்ணுறேன் ஸோ இப்போ டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூன்னு வந்துருச்சு இதை டைரெக்டாக நீங்கள் அக்ரிகேட் பண்ணலாம் plus a plus t so total வந்துருச்சு ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஃபர் பண்ணது ஃபிஃப்டீன் நான் மாற்றிருக்கேன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் இந்த டப்பிள் இருக்க வேல்யூ நான் வெளியே ஸ்பிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அசைன் பண்ணுறேன் டோட்டலாக சேர்த்து நான் செவன்டீன் வேல்யூ நான் டேரக்ட் அக்ரிகேஷன் பண்ண முடியும் ஓகே ஓகே index value. வேணால் தனித்தனியாக ஒவ்வொரு பாயிண்ட் மாதிரி எதுனா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் புரியும் underscore 1 டாட் underscore 3 இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி எடுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதில் என்ன ட்ராபேக் இருக்கு இது இம்யூட்டபிள் நோ அதையும் நம்ம பார்ப்போம் டி டாட் அண்டர்ஸ்கோர் த்ரீயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டி த்ரீயோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஏன்னு ஒரு வேல்யூ டிஃபர் பண்ணியிருக்கேன் இதை நான் அசைன் பண்ணுறேன் சேன்ட்டு அழகு ஓகே இது வே இதில் வெரி வேல்யூவை டிஃபர் பண்ண வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கோ டியூபி டப் ஈக்குவல் டு பிக்கணும் tuple of underscore two three three go to welcome okay the allow panda it is a variable that return for now. the third value identify the identity The third value and declare reassign to the values throwing error so immutable change பண்ண முடியாது ஓகேவா அப்ப இதுக்கு வேற என்ன drawback இருக்கு ஏன்னா பாசிட்டிவ் இருக்குன்னா அதுல ஒரு டிராபேக் இருக்கும்ல மெமரி கன்சம்ஷன் இந்த மாதிரி மெமரி கன்சம்ஷன்ஸ் ப்ரோ இப்போ ஒன்ஸ் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டா அது வந்து அது வந்து ஒரு மெமரி ஹோல்டரில் போயிடுறதுனால வி காண்ட் இம்யூட்டபுளாக இருக்கனால அது நம்ம மேனுவலாக தானே அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் like uh, it will constantly hold the space for that declared variable அந்த என்விரான்மெண்ட் விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கனாலே அந்த மெமரி வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் என்ன நீங்க அக்சஸ் பண்ணா சரி அந்த மெமரி கன்ஸ்ட்ரக்ஷன் கேஷிங் வந்து நீங்க அந்த ப்ரோக்ராமிங் விட்டு வெளியே வந்துட்டீங்கனாலும் இல்லை அந்த ஃப்ளோ எக்ஸிகூஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்கா வெளியே ரிலீஸ் ஆகிடும் மெமரி ரிலீஸ் பண்ணிடும் பட் நீங்க சொல்ற பாயிண்ட் ஓரளவு கரெக்ட் தான் இது மெமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கான எந்த மாதிரி சரி நானே சொல்றேன் ப்ராப்ளம் இல்லை லிமிட்டட் லிமிட்டட் சைஸிங் இதான் அதில் இருக்க பெரிய பிரச்சனை maximum 22 very values declare elements can declare if you are trying more than 22 it will not be allowing you இதான் அதில் இருக்க பெரிய ப்ராப்ளம் நான் சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன் zero tuple sorry tuple one equal to two comma two comma three comma four comma five comma six comma twelve eighteen twenty four okay லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு வேல்யூ மட்டும் வேணா நான் இதில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் custard there. ஓகே டிக்ளேர் பண்ணுறேன் மொத்தம் அதில் மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் வேல்யூஸ் நான் டிக்ளேர் பண்ணேன் கரெக்டுங்களா யாராவது த்ரோ பண்ணுறேன் object twenty four is not a member of package அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிக்ளேர் பண்ணீங்க அதனால தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறது உங்களுக்காக ஓகே ஓகே ப்ரோ இப்போ இதே நான் ரெடியூஸ் பண்ணுறேன் டுவெண்ட்டி டூக்கு இப்போ அலோவ் பண்ணுறேன் twenty three twenty two twenty two இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ளேர் ஆகுது ஓகே சரிங்களா ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ எலமெண்ட் தான் உங்களால் அசைன் பண்ண முடியும் பட் இந்த டுவெண்ட்டி டூ எலமெண்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் டிஃப்ரெண்ட் வேஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்னொன்று ஆஃப் ஃப்ரெண்ட்லி டேரெக்டாக வந்து அந்த டேட்டாவை நீங்கள் ரிட்ரை பண்ணி கொண்டு வர முடியும் ஓகே இதான் டப்போட மெயினான யூஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஃபர்தராக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் இதுவும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே எனி నోట్స్ பதிச்சு ஏதாவது டவுட் இருக்கா இல்ல இல்ல இதான் இந்த டப்பிள் ஸ்கேலர் டப்புள் இருக்கிற ஒரு ஓகே ஸோ நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்கள் சார் ஏதாவது டேட்டா எடுத்து நீங்கள் ஸ்பார்க் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ரிட்டர்ன் அவுட் பார்த்தீங்கன்னா டஃப்லாக கொடுக்கும் லிஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டு ஓகே இந்த tuple one tuple two tuple த்ரீன்னு வாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் எல்லாமே இன்டர்வியூல உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸ் இப்போ டப்புள் இருக்க டேட்டா எப்படி எடுப்பீங்க எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் வரும் ஓகேவா இது கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம் இந்த கொஷின் இருக்கா எதுவும் இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ கிளியர் ஓகே ப்ரோ இப்போ இது இந்த டப்புள் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணும்போது லைக் uh, எப்படி நம்ம வந்து அப்ரோச் uh, பண்ணுவோம் டப்புல வச்சு நீங்க அப்பன் பண்ண மாட்டீங்க ஓகே டப்புல ரோ ஆப்ஜெக்ட் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் ஸோ அந்த ரோ ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க டேட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க ஓகே ஓகே ஓகே சரியா ஆ நெக்ஸ்ட் இப்போ லிஸ்ட் பாப்பமா ஓகே லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் நான் இது வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை கான்செப்ட் பேஸ்ட்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்க நம்ம பேசிக்கலாம் சரிங்களா புரிய வைக்கிறது தான் முதல் வந்து எப்போ ஏதாவது டவுட்னாலும் சரி நம்ம பேசிட்டு போகலாம் சப்போஸ் கரெக்டாக சொல்லுறதுனாலும் நெக்ஸ்ட் செஷனில் நான் மாற்றி கரெக்டாக சொல்லிக்கிறேன் So listed users is another thing. Only a friend on the Sony app. It's a mutable. Mutable. mutable. Uh... Got டப்ளோட கம்பேர் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க என்னன்னு இது லிஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் டேட்டா டைப் வந்து அலோவ் பண்ணுமா அது பண்ணல இல்லையே பண்ணுமா ஹோமோஜினியஸ் டேட்டா டைப் நினைக்கிறேன் சேம் டேட்டா டைப் தான் ஹோமோஜினியஸ் ஹோமோஜினியஸ்னா சே ஒரே இதுதான் அலோவ் பண்ணும் டிக்ளரேஷன் வந்துட்டு ஸ்கொயர் பிரேசஸ் வந்து தானே வரும் லைக் மேப்ல தானே வரும் ஃப்ளவர் வந்துட்டு ஸ்கொயர் பிரேசஸ் declarational ஸ்கொயர் பேசிஸ்லாம் டிக்ளேர் பண்ணலான்றீங்களா ஓகே அடுத்தது ரிட்ரீவல் ஐ திங்க் ரிட்ரீவ் பண்ணலாம்ல ரிட்ரீவல் வந்து டைரக்டா ரிட்ரீவ் பண்ணணும்ல வித்அவுட் இல்ல ஜி ஸ்காலர்ல எதுவுமே நம்ம டைரக்டா ரிட்ரீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் லைக் நம்ம பைத்தான்ல பண்ற மாதிரி பொசிஷனல் பாராமீட்டர் வச்சு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சரி ஓகே உங்க ஐடியா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க இப்போ அப்படியே ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் நான் டிக்ளேர் பண்றேன் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ல டிக்ளேர் பண்ணலாம் நீங்க கரெக்டா யா 2 3 4 எது square you start off simple expression okay so declaration இப்படி பண்ண முடியாது ஓகே ஸ்கொயர் ப்ராக்கெட் கிடையாது அதுக்கு கீவேர்ட் இருக்கு லிஸ்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் ஓகே ஓகேவா ஓகே இப்போ இந்த எல்லா வேரியபிள் பார்த்தீங்கன்னா சேம் வேரியபிளில் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால அது இன்டீஜர்னு அது டிரைவ் பண்ணிடுச்சு சாரி சேம் வேல்யூல ஸோ இந்த எல்ஐங்கிற இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிருச்சு okay okay next data return பண்ணி பார்ப்போம் இப்போ இதுக்கு டேட்டா வெளியே எடுக்கணும் எப்படி இருக்கலாம் okay li oh. li dot underscore uh, first one uh, list inside list அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா ஒவ்வொருத்தங்க சொல்லுங்க ஜீவா நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னு li dot underscore list 1 underscore 1 ஆ ಇಲ್ಲ ಲಿಸ್ಟ್ ಅಂಡರ್ಸ್ಕೋರ್ ஒன் கொடுத்தோம் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1 எல்ஐ தான் இப்ப டிக்ளேர் பண்ணது வேரியபிள் நேம் எல்ஐ தான் LI dot dot underscore okay positional parameter 1 2 3 list லிஸ்டுக்குள்ள போடுங்க எப்படி கொடுக்கணும்ன்றீங்க அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இல்ல ப்ரோ அப்படி சொல்ல LI dot underscore list இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ ஏதாச்சும் போடுங்க ஓப்பன் பண்ணி இல்ல நீங்க டப்புலோட கன்ஃபியூஸ் பண்றீங்க உங்களுக்கு புரியணுங்கிறத உங்க இஷ்டத்துக்கு நான் கொண்டு நான் வியூல காட்டிட்டு இருக்கேன் டப்புல்ல தான் இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்றது ரெட்டைல் பண்றதுக்கு இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி நம்ம எடுக்கணும்ன்றது அண்டர் ஸ்கோர் பேஸ் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் தான் பிராக்கெட் வச்சுட்டு நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஃப்ரம் இது ஜீரோ ஓகே ஸோ இப்படி டிக்ளேர் பண்ணால் எடுத்துடலாம் ஓகே ஓகே இப்போ எனக்கு தேவை எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா டூ ஓகேவா ஓகே ப்ரோ அவ்வளோவா ஸோ இது இண்டெக்ஸிங் ஆனால் indexing start from normal zero element தான் ஸ்டார்ட் ஆகும் லிஸ்ட் வேல்யூஸாக அது எடுக்குது அதுக்கப்புறமா வேற என்ன சொல்ல வேண்டியது okay mutable same data type சொல்லிட்டேன் அது வந்து டேட்டா எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துட்டோம் ஜி இப்போ மியூட்டபிள்னா நம்ம எப்படி மாத்த முடியும் அது லைக் இப்போ எல்லை அதே வேரியபிள் ஆட் பண்றது கரெக்டா ஆ changes without changes we need to add some values correct append ஆ ஒரு சில வேல்யூ அப்பன் மட்டும் பண்றோம் so அது அப்பன் பண்ணனும்னா இப்படி அப்பன் பண்ணனும் இப்படி வரும்னு நினைக்கிறேன் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கா நான் ஃபைவ்ங்கிற வேல்யூ நான் அப்பன் பண்ணணும்னா கோலன் வச்சுட்டு லைக் ஓகே அந்த வேல்யூ இங்க அசைன் ஆயிடுச்சு ஓகே ஃபர்ஸ்ட்ல இன்செர்ட் ஆயிருக்கு இது அப்பன்னா பின்னாடி தானே நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படி பண்ண முடியாதா நம்ம அது அப் இது வந்து ரெண்டு இருக்கு அது ஆபரேட்டர் பேஸ்ட் அப் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பைண்டிங் வாங்க அந்த பைண்டிங் பேஸ் பண்ணி நீங்க அப்பெண்ட் பண்ணலாம் ஓகே சோ அந்த பைண்டிங் பேஸ் பண்ணி நீங்க அப்பெண்ட் பண்றது இன்னொரு டைப் இருக்கு அந்த பார்ப்போம் இப்படியும் நீங்க அப்ளை பண்ணலாம் so one two three four six இது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டேரக்டாக பண்ணுறான எந்த ஒரு வேரியபிளுமே நான் ஸ்டோர் பண்ணல ஜஸ்ட் இந்த வேல்யூவோட நான் ஆட் பண்ணுறேன் கரெக்டாக ஸோ எல்லையோட ஆக்சுவல் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதே தான் இது அசைன் பண்ணணும் நம்ம எதுலையாவது அசைன் பண்ணாமல் ஜஸ்ட் அப் அண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது ஓகே டப்புல நம்மளால இதுவே பண்ண முடியாது இந்த டப்புளோட நீங்க ஒரு வேல்யூ அசைன் பண்ணா டைரக்ட் ஆகாது ஜி இப்போ லிஸ்ட்ல இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 5 வந்து அப்பன் பண்ணிருக்கோம்ல ஆமா இப்போ அடுத்து சிக்ஸ் அப்பன் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் டேட்டா செட்ல இருந்து எடுக்காம அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ண லிஸ்ட்ல இருந்து தானே எடுக்கு ஆமா இது இனிஷியேட் பண்ணுமே தவிர இந்த இப்போதைக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணி நம்ம அப்பன் பண்ணதான் என்பது உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கணும் இப்படி பண்றேன் வேல்யூ ஆஃப் எல்ஐ ஒன்னு நான் டிக்ளேர் பண்றேன் இப்போ வந்து என்ன பண்ண அதே வேலையை நான் பண்றேன் ஓகே இப்ப எல்ஐ ஒன்ல ஆக்சுவலா அந்த மெமரியில லாக் பண்றோம் பையனோட வேல்யூட சேர்த்து அப்பெண்ட் பண்ண இந்த வேல்யூ எடுத்துட்டு ஓகே சரிங்களா புரியுதா புரியுது புரியுது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாம நீங்க லாக் பண்றீங்க முன்ன okay okay okay okay okay இப்ப வேரியபிள் டிக்ளேர் பண்ணி லாக் பண்ண முடியுது ஓகே ஓகே இப்போ இதுலயே வந்து நான் இப்போ ப்ரீ ஓபன் பண்றேன் பைண்டிங்ல பழைய வேரியபிள் இதே டிக்ளேர் பண்ணலாம் போட்டுட்டேன் பிளஸ் இப்போ வந்து ஒரு வேல்யூஸ் நான் ஆட் பண்றேன் சமயம் procedure may not be mixed left and right associate okay operator ரெண்டுமே ஒரே டைம்ல அலோ பண்ணல LI oh, one Mm, okay, bro. Hello. Hello. One minute, Jay. இல்ல இல்ல எனக்கு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அதனால கேட்டேன் சாரி ஓகேவா ஆ சொல்லுங்க ப்ரோ ம் சோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகே ஓகே மது டவுட் இருக்குங்களா இல்ல இல்ல ப்ரோ அடுத்து பப்பா யா ஆண்டு இன்னொன்னு நம்பர் பண்ணதில்லை இந்த கால்ஸ் இது கிடையாது இல்லை எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேரியபிள் வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம் value LI equal to LI three list of two three four five அதாவது லிமிடேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது நம்ம டபுள் மாதிரி okay eighteen, twenty-four, thirty okay இது அலோவ் பண்ணுவோம் எல்லா ரெக்கார்டுமே நம்மளால் உள்ள டேட்டா எடுத்துகிட்டு வர முடியும் இங்கே நம்ம ஒன்று பார்த்தோம் சேம் டேட்டா டைப் பண்ணிட்டு இப்போ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் கொடுத்தா என்ன பண்ணுன்னு பார்ப்போம் அலோவ் பண்ணுதா ஏபிசிங்கிற வேல்யூவும் உள்ள அலோவ் பண்ணுது இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் லிஸ்ட்ல நம்ம வந்து அலோவ் பண்ணாதன்ற மாதிரி தான் படிச்சோம் சேம் டேட்டா டைப்னு போட்டுருக்கோம் ஆனா இது அலோவ் பண்ணுது இதுல டிஸ்பிளே பண்ணும்போது அது வந்து டைப் வந்து என்னின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணாம எனி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுது லைக் உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா எனின்னு வருது மத்தது நீங்க டைரக்டா சேம் டேட்டா டைப் கொடுக்கும்போது லிஸ்டா வந்துருது சார் இன்டீஜரா கொண்டு வந்துருது அது என்ன வேரியபிளோ அந்த என்ன வேல்யூவோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்டீஜரா டிக்ளேர் பண்ணுது இதான் இதோட முக்கியமான டிஃபரன்ஸ் ஓகே லிஸ்ட் ஆஃப் எனின்னு பாத்தீங்கன்னா any is a top level data type ஸ்கேடாவில் எந்த ஒரு டேட்டாவும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா அது எனின்னு ரிட்டர்ன் பண்ணும் ஓகே அதே மாதிரி நத்திங் நில் இந்த மாதிரி ரெண்டு இருக்கு அது எல்லாமே bottom level data type accessing so அது என்னன்னா எந்த ஒரு வேரியபிளுமே வந்து உங்களுக்கு வேல்யூ தெரியலன்னா அது அந்த மாதிரி நல் நத்திங் நில் அந்த மாதிரி நேம்ல அது ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கும் அது பாட்டம் லெவல் டேட்டா டைப்பு இது top level data type hierarchy தான் ஓகே இதுல இருந்தால் ஸ்பிட் ஆகி லிஸ்ட் தனியா ஸ்ட்ரிங் தனியா ஒன்றா நீங்க பிரிக்கும் ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் எனியில் வந்ததுன்னா உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது எந்த டேட்டா எந்த இடத்துல வரும்ன்றது பொசிஷனை பேஸ் பண்ணி அந்த டேட்டா டைப் வராதுங்க மல்டிபிள் வேல்யூஸ் தான் உள்ள வரும் கரெக்டுங்களா ஓகே ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம லிஸ்ட்டை டேட்டா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப் ஓகே இப்போ நீங்கள் இது வந்து இப்போ ஒரு அவுட்புட் நீங்கள் இப்போ வெளியே எடுக்கிறீங்க முன்னே டேரெக்டாக போயிட்டு இப்போ எல்ஐ த்ரீலேருந்து ஒரு வேல்யூ நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துடலாம் எல்லை ஃபண்ட்ஸ் ஏதாவது டிக்ளேர் பண்ண இருக்கும் எல்ஐ ஒன்ல இருந்து ஜீரோ நம்பர் வேல்யூல பார்க்கணும் டைரக்டா ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகேஷன்ல இன்டீஜரா வந்துருது பட் இந்த எல்ஐ த்ரீயா நான் இப்ப டிக்ளேர் பண்ணலாம் இந்த இது இதுல இருந்து ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் எடுக்கிறேன் ரெண்டு நாலு ஆறு தேர்ட்டீன்த் ஸோ டுவெல்த் ரெக்கரை நான் வெளியே எடுக்கிறேன் ஏபிசியோட ரிட்டர்ன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனின்னு எனி டைம் ஓகே இப்போ நான் வேற ஏதாவது வேரியபிள் நான் எடுக்கிறேன் LI zero plus LI one ரெண்டு வேரியபிளையும் நான் டேரெக்டாக அக்ரிகேட் பண்ணி நான் கொண்டு வரணும் பாசிபிள் ஸோ ஜீரோ எலமெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நினைக்கிறேன் ஜீரோ ஒன் ஒன் தானே எல்ஐ இப்போ சேஞ்ச் ஆயிருக்கா ஃபைவ் எல்ஐ ஒன் வந்து ஃபைவ் ஓகே சாரி இல்ல எல்ஐ ஜீரோனா ஃபைவ் ஒன்னுனா ஒன்னு தானே ஒன் ஆ ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ் தானே இல்ல ப்ரோ இதுல எல்ஐல வந்துட்டு ஒன் டூ டூ தானே செகண்ட் இது அதான் எல்ஐ வேற எங்கேயும் டிக்ளேர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் இங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்களேன் எல்லைக்கு நம்ம அப்போ அப்பன் பண்ணியிருக்கோம்ல அப்போ வந்து ஃபைலன் தான் இது பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஒன் டூ எதுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் சொல்லு பார்த்துட்டு இருக்குது sorry only one five one two three ஃபோர்னு இருக்கு ஜீரோ ஒன்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ தான் வரணும் ஜி அது அப்பன் பண்ண லிஸ்ட் எடுக்காம நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட சாரி சாரி எல்ஐ ஒன்னு போடுறதுக்கு பதிலாக நான் போட்டுட்டு இருக்கேன் LI one of zero LI one of ஒன்னு ஓகே கரெக்ட் அதான் தப்பு எல்ஐ ஜீரோ எல்ஐ ஒன்னு ஸோ சிக்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகே இதே வந்து இப்போ எல்ஐ த்ரீல நான் இந்த எனி ரிட்டர்ன் டைப்ல ரெண்டு அக்ரிகேட் பண்ணி பார்க்குறேன் first value second value LI த்ரீயோட அவுட்புட்டு எல்ஐ த்ரீயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ அவுட்புட் ரெண்டுமே எனின்னு வருது ஸோ எல்ஐ த்ரீய எடுத்துக்கிறேன் ப்ளஸ் எல்ஐ த்ரீய ஏதோ ஒரு வேரியபிள் எடுக்கிறேன் found as a any and required we need to convert that value properly so இது ஸ்ட்ரிங் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு டைப் ஆஃப் ஆக்சுவலாக பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து அரே சாரி டீச்சர் வேல்யூ ஏபிசின்னு டிக்ளேர் பண்ணதுனால இது ஸ்ட்ரிங்காக ஐடென்டிஃபை பண்ணுது ஸோ இதை நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கன்வர்ஷன் வந்து நீங்கள் டேட்டா ஹேண்டில் பண்ணணும் ஓகே நான் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கு இருக்க வித்தியாசத்தை தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நீங்கள் அது வேணும் பாருங்கள் உங்களுக்கு ஐடியா கிடைச்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே நார்மல் நார்மல் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற மாதிரி integer of LI three two அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது இதுல ரிட்டர்ன் டைப் நீங்க டிக்ளேர் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா இப்போ இன்டீஜர் ஆஃப் இங்க வந்து எனிங்கிற டேட்டா டைப்ல வருது so integer INT brace LI three zero ஆ கரெக்ட் அந்த மாதிரி கொண்டு ஒர்க் ஆகுமா இதுல ட்ரை பண்றோமே 3 of 0 சொல்லுவோமா ah. int type does not take parameters okay so அதுக்கு தான் இது வந்து எப்படி நம்ம கன்வர்ஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நான் தனியாக எழுதியிருக்கேன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஆகும் எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ஓகே அது கிளாஸ் ரெஃபர் பண்ணி நம்ம ஸ்பிட் பண்ணுவோம் ஓகே அது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பாருங்கள் புரியுதுங்களா இது எனின்னு ரிட்டர்ன் பண்ணா இதெல்லாம் நம்ம டேரக்ட் அக்சஸ் பண்ண முடியாது பட் இது அலோவ் பண்ணும் சேம் டேட்டா கரெக்டான பொசிஷன் பட் எனிங்கிற டேட்டா டைப் நானும் மல்டிபிள் ஒன்று வேற எதாவது கொஸ்டின் இருக்குங்களா ஜி இல்லை இல்லை இல்லை ப்ரோ வேறு குட் சரி நம்ம அரே மட்டும் பாத்துருவோம் மீதி இருக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்கிற பேலன்ஸை நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே அரே உங்களுக்கு தெரிஞ்சது தான் எதுக்கு கலெக்ஷன் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னா உங்களோட எல்லா டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது கலெக்ஷன் தான் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே ஓகே ப்ரோ ஸோ அதே பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் இண்டெக்ஸ் ஸ்டால எல்லாமே ஃபாலோ பண்ணுது இந்த மெயினாக டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸோ டிக்ளேர் பண்ணுறப்பனா எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அதுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம் okay so value of ar equal to array of 1 comma 2 comma 3 comma okay allow பண்ணுது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் அலோ பண்ணுமா செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டுமே அலோ பண்ணுது சோ ரிட்டர்ன் பண்ணும்போது எனின டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணுது சோ லிஸ்ட்டுக்கு இருக்க அதே மெத்தட் வந்து அரேல அலோ பண்ணும் அரேவும் அப்படியே தான் அப்ளை பண்ணுது வேற எந்த சேஞ்சஸுமே மெயினாக கிடையாது ஓகே ஸோ டிக்ளேர் அந்த மாதிரி அப்போ இதே கதை தான் இதுக்கும் வரும் கட்டுங்களா ஸோ ரிட்டர்ன் எடுக்கணும்னா AR of zero any return வருது ஏஆர் ஒன் போட்டுக்கிறேன் AR one of zero AR one of G so டேட்டாவை இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் ஜி இப்போ இந்த அரே லிஸ்ட் டெப்பிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது வேல்யூவாக தான் டிக்ளேர் பண்ணுவோம் வேரியபிளா வேல் சம் வேரியபிள் அப்படி தான் இப்போ டிக்ளேர் பண்ணுவோம் கரெக்டா ஆமாம் அது வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படி தானே வேல் ஆர் வேர்னு போட்டு நீங்க வேரியபிள் ஏதோ ஒன்று கொடுத்து அதுல நீங்க அசைன் பண்ணுவீங்க ஆ இல்ல இப்ப இது எல்லாமே இது வந்து நம்ம வேலும் தான் யூஸ் பண்ணுவோமா வேரும் யூஸ் பண்ணுவோமா நீங்க வேலும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஒரு சிங்கிள் வேல்யூல தான் ஒரு ஹேண்டில் பண்ணதான் வேல் வேர் தேவை ஓகே ஓகே ஓகே சோ இதுல வந்து நம்ம இதுல நம்ம எப்படி வேணா யூஸ் ஆமா சரிங்களா ஓகே ப்ரோ சரி அவ்வளவுதான் மீதி இருக்கிறத நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம் ஜி சரிங்களா சரி சரி ஓகே ப்ரோ ப்ரோ அந்த இன்ஸ்டலேஷனுக்கு எனக்கு இது மட்டும் அனுப்பி விட்டுறீங்களா நான் அனுப்பிடுறேன் ப்ராப்ளம் இல்ல நான் ஷேர் பண்ணிடுறேன் ஓகே மது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா இல்ல இல்ல இல்ல ஓ புரியுதுங்களா ப்ரோக்ராமிங் இப்போ இது பேசிக்ஸ் அதனால இது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்வரான்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்காக தான் சொல்றேன் ஓகே ஏதாவது டவுட்னா சொல்லுங்க பேசிக்கலாம் ம் சரி ஓகே சரி ஓகே மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் கலெக்ஷன்ஸோட இருக்கிற பேலன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன் நான் ஸ்லோவாக போகிறேன்னு நினைக்கிறேன் நம்ம டைம் ஷெட்யூல் மிஸ் பண்ண கூடாது இல்லை நம்ம கரெக்டாக செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ ம் ஓகே அதான் நம்ம டைம் நம்ம கரெக்டா இது பண்ணிக்கிட்டா சரி சோ கலெக்ஷன்ஸ் நாளைக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா மேப் இருக்கு மேப் பார்க்கணும் வேற செட் இருக்கு பார்த்துட்டு நம்ம அடுத்தது போலாம் சரி okay okay bro thank you bro bye bye